வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு ஷாஷான் பரபிரம்ம டஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது உண்டு வடபழனி முருகன் கோயிலின் ஒரு சிறப்பம்சங்கள் சரிங்களா இதில் அப்படி என்ன சிறப்பம்சம் இருக்குது ஏன் வந்து தென் பழனிக்கு போகாமல் எல்லோரும் வடபழனிக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு பதிலே கேள்வியே பதில் இருக்குது தென்பழனிக்கு போக முடியாதவர்கள் வடபழனிக்கு செல்லலாம் வடபழனி முருகனை தரிசிக்கலாம் அதுதான் என்னுடைய கூற்றே சரிங்களா சென்னையில் ஒரு வடபழனியில் அமைஞ்சிருக்கு நீங்கள் எக்மோர்லேருந்து வரீங்க இல்லை கோயம்பேட்டிலேருந்து கோயம்பேட்டிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஷேர் ஆட்டோ பஸ்ஸுன்னு ஒரு ஐந்து நிமிடத்தில் வந்துடலாம் எக்போர்ன் நீங்கள் சென்ட்ரல் ட்ரெயினில் வந்துட்டீங்கன்னா கோடம்பாக்கத்தில் ட்ரெயின் வழியாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரீச் பண்ணிடலாம் எல்லாமே சென்னைக்கு நடுவில் இருக்குது ரொம்ப சீக்கிரமாக வர்ற மாதிரி தான் இருக்குது இப்போ முன்னாடி இருந்ததை விட கோயிலே இப்போ வந்து நல்லா பராமரித்து வச்சுருக்குறாங்க அந்த மேலே வந்து மேலே கீற்று கொட்டகையெல்லாம் போட்டு அதாவது ஒரு தமிழ்நாடு அரசு செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக போட்டு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க முன்னாடி இருந்ததை விட முக்கியமாக இப்போ கொரோனா காலத்தில் அந்த பாதுகாப்பு வளையங்களும் இப்போ ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க இந்த கோயில் உருவாகிறதுக்கு உருவானதுக்கான வரலாறு என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது ஒரு காலத்தில் வந்து அண்ணாசாமி நாயக்கர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவருக்கு தீராத வயிற்று வலி ஒன்று இருக்குது அவர் என்ன பண்ணியிருக்காரு முடியலை போக முடியலை அப்படின்னு நேர்த்தி கடனாக வந்து முடியை போய் காணிக்கையாக செலுத்தியிருக்காரு அதாவது பழனியில் போயிட்டு அப்படி வர வழியில் வந்து ஒரு கடையில் வந்து ஒரு முருகனோட ஒரு புகைப்படத்தை அதாவது சித்திரத்தை பார்த்துருக்காரு ஒரு ஃபோட்டோவில் ரொம்ப அழகாக காட்சி அளிச்சிருக்காரு அந்த சித்திரத்தை வாங்கி அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுட்டு வணங்குறாரு அப்படி வணங்கும்போது அவருக்குள்ளேயே ஒரு பரவசம் ஒரு பக்தி நிலை ஏற்பட்டு வந்து குறி சொல்ல ஆரம்பிக்கிறார் சரிங்களா ஒரு நாலடையில் குறி சொல்லி நல்ல பேரும் புகழும் பெற்றுடுறாரு அதனால் என்ன அப்படின்னா காணிக்கையாக தன்னோட நாக்கையே போயிட்டு செலுத்திட்டு வந்துடுறாரு தனக்கு கீழே ஒரு வந்து அவர் அண்ணாசாமி நாயக்கர் தனக்கு கீழே ஒருத்தர் வேலை பார்த்துருக்காரு அவர் பெண் வந்து ரத்தினசாமி செட்டியார் சரிங்களா அவர்கிட்ட அவருக்கு இது மேலே ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் குறி சொல்லிய பீடத்தையே வந்து கோயிலாக கட்டணும் ஒரு சிறிய குடிசை கோயிலாக கட்டணும் ஓலை குடிசை கோயிலாக கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு முடிவெடுத்துறனா இன்றைய காலத்தில் அந்த குடிசை கோ அந்த குடிசை கோயில் வந்து சிறிய கோயிலாக மாறி இன்றைக்கி இவ்வளோ பெரிய கோயிலாக உருவாகி இருக்குது அதாவது அவர் ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனையில் வந்து இப்போ வந்து விரைவாக நிறைவேற்றுறாரு நிறைவேற்றும் சக்தி படுத்தினால இந்த கோவில் வந்து மிகப்பெரிய பிரபலம் ஆயிடுச்சு அதாவது தென்பழனிக்கு சமமான ஆனால் இந்த வடபழனியும் உண்டு அப்படிங்கிறது தென்பக்கம் போக போக முடியாதவங்க இங்கே வட வடது வடக்கு பக்கம் வந்து வடபலனையும் முருகனை தரிசிக்கலாம் அப்படி தான் முக்கியமாக வந்துட்டு கடன் பிரச்சனைகளுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு எதிரி எதிரி தொல்லைகளுக்கு இல்லை வந்து ஒரு நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி தொல்லைகளுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து வடபழனி முருகனை வந்து தரிசிக்கலாம் இன்னும் அது மட்டுமே இல்லை எல்லா பிரச்சனைகளுக்குமே மக்கள் வராங்க முக்கியமாக முருகன் வந்து குறிப்பிட வந்து செவ்வாய் இந்த செவ்வாய்க்கிழமை முக்கியமாக சிறுசம் சித்திரை அவிட்டம் இந்த செவ்வாய் நட்சத்திரங்கள் ஒன்று இன்னுமே விசேஷமான காலகட்டம் நீங்கள் முருகனை எப்படி தரிசிக்கணும்னா ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முக்கியமாக இந்த செவ்வாய் ஓரை இன்னும் சிறப்பு இல்லைன்னா ஆறு டு ஏழு மணி இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் போகணும் போயிட்டு ஒரு பால் அபிஷேகம் அப்படின்னு செஞ்சுட்டு முருகனை எப்படி தரிசிக்கணும்னா பாதத்துலேருந்து கீழேருந்து மேலே பொறுமையாக ஒவ்வொரு இதாக பார்க்கணும் கண்ட சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு பார்ட்டுமே நீங்கள் ஒவ்வொரு பாகத்தை உடல் பாகத்தையுமே நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் கூர்ந்து நோக்கணும் சரிங்களா அதுவும் உங்களுக்கு ஏன்னா எதிரி தொல்லைகள் நீங்கணும் ஒவ்வொன்றுக்குமே ஒரு பாதுகாப்பு வளையங்கள் போடுவாங்க கண்ட சஷ்டி கவசத்தில் அதே மாதிரி தான் நீங்கள் வணங்கும் போதுமே பாலத்துலேருந்து தலையை முருகனோட தலை வரைக்கும் கூர்ந்து அப்படியே வணங்கணும் கீழேருந்து மேலே பார்த்துக்கிட்டு இது ஒரு வணங்கும் முறைகளில் இதுவும் ஒன்று சரிங்களா பாலாபிஷேகம் செஞ்சுட்டு முக்கியமாக இன்னும் செவ்வாய் ஓரையில் செய்வது இன்னுமே சிறப்பு செவ்வாய்க்கிழமை அது ஏன் ஆறுட்டி டு ஏழுனா என்றைக்குமே ஒரு கிழமை ஆரம்பிக்கும் போது அதனுடைய ஆறுட்டி ஏழாமல் அதனுடைய அதிபதி உரையே ஆரம்பிக்கும் அதுவுமே செவ்வாய் உரை அதனால தான் ஆறு ஏழுன்னு நான் சொன்னேன் சரிங்களா முருகன் காட்சியளிக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒரு சிறப்பம்சமாக இருக்கும் மூலவர் இருக்கும் இல்லை அம்மையார் சிறப்பம்சமாக இருக்கும் இல்லை கோயிலோட தலை சிறப்புகள் சிறப்பம்சமாக இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் வந்து முருகனே ஒரு சிறப்பம்சம் அதாவது முருகன் வந்து காலணியோட காட்சியளிப்பார் அதாவது பாதராட்சின்னு சொல்லுவாங்க காலணிகளோடு காட்சியளிப்பார் அதுவும் தாமரை பீடத்தின் மேலே சரிங்களா அது ஏன் காலணிகள்னால் ஆணவத்தையும் மனிதனோட ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அழிக்க வந்தவர் அதாவது எதிரிகளின் ஆணவத்தையும் அதிகாரத்தையும் அழிக்க வந்தவர் அதுதான் அதுக்கு ஒரு பொருள் தென்பழனியில் வந்து முருகன் இந்த இரண்டு கால்களையும் இருக்கும் இல்லையா ஒன்றா குவித்து வைத்து குவித்து வைத்திருப்பார் இதில் வந்து வலது காலம் முன்னாடி வைத்திருப்பார் சரிங்களா இதுக்குரிய வித்தியாசம் அதுதான் இதனுடைய சிறப்பம்சமே அண்டு மூன்று சித்தர்கள் இப்போ ரத்தினசாமி செட்டியாருக்கு அப்புறம் பாக்கியலிங்கம்னு ஒருத்தர் வருவார் அவருமே ஒரு சித்தர் அவருமே இந்த கோயில் கட்டுவதற்கு உந்துரலாக இருக்கார் அதாவது மூன்று பேர் இந்த கோவில் கட்டுவதற்கு உந்துரலாக என்றார் அதாவது குறி சொல்லி குறி சொல்லிய மேடை மக்களுக்கெல்லாம் ரொம்ப பயனாயிடுச்சு மக்கள் நிறைய பயன்பெற்றார்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தார்கள் அது பின்காலத்தில் அதுவே ஒரு வடபழனி முருகன் கோயிலாக மாறிடுச்சு தான் உண்மை இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு முன்னாடி முன்னாடி தான் ஒரு அங்கே கொட்டகை போட்டிருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு எட்டு பேர் ஒரு பத்து பேர் வந்துட்டு குறி சொல்கிறவங்க ஒரு ஒரு ஒரு பத்து ஒரு அடி ரெண்டு அடிக்கு ஒருத்தர் உட்காண்ட்ருப்பாங்க இன்றைக்கும் நீங்கள் போய் பார்க்க முடியும் இன்றைக்கும் அவங்க குறி சொல்லுவாங்க குறி சொல்கிறதுக்கு ஒரு ஐம்பது நூறு அந்த மாதிரி சரிங்களா என்னுடைய அனுபவத்தில் கேட்டிங்கன்னா குறி சொல்லுதல் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு அறுபது சதவீதம் சரியாக சொல்லுவாங்க சரிங்களா நீங்கள் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம அவங்கள அவங்கள தாராளமாக போய் கேட்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது வெறும் கையை நம்ம கையை மட்டும் தான் பார்ப்பாங்க கையை கூட பார்க்க மாட்டாங்க கையை வாங்கி வச்சுப்பாங்க ஆனால் அவங்க முகத்தை பார்த்து தான் அதாவது தெய்வ அருள் வாக்கோடு சொல்கிறது தான் குறி சொல்கிறது கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு தீர்த்த குளம் இருக்குது அந்த தீர்த்த குளம் பிணிதிக்கும் தீர்த்த குளம்னு கூட சொல்கிறாங்க இப்போ அந்த மூணு செட்டி அவங்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்லியா சித்தர்கள் அவங்க அவங்களோட சமாதி வந்து இந்த முருகன் கோயிலுக்கு பின்னாடி சித்தர் கோயில்னு ஒன்று இருக்குது நெற்குன்றம் பார் ரொம்ப ஒரு ரெண்டு நிமிஷம் நாலு நிமிஷம் நடந்து போனாலே இருக்கும் அது மண்டபம் அந்த மண்டபத்தில் தான் அவங்க வந்து குறி சொல்லும் மேடையை அமைச்சு அதுக்கு ஆரம்பித்தாங்க இல்லை குறி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த மண்டபம் கூட இருக்குது முருகன் கோயிலுக்குள்ளார அண்ணாசாமி நாயக்கர் வந்து முருகன் படத்தை வச்சு வணங்கினார்னு சொல்லணும் இல்லையா அந்த படத்தை வச்சு வணங்கினாது அந்த படம் அந்த படம் கூட அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் அன்றைக்கி போனால் பார்க்க பார்க்க முடியும் வடக்கு பக்கத்தில் அதுக்கு பின்னால் அதான் ஒரு நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் முன்னாடியே அந்த சித்தர் கோயில் சித்தர்கள் கோயில் கூட இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் பௌர்ணமி அன்றைக்கி தான் அது கூட்டமாக இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் இருப்பாங்க அமை மீன் அவ்வளவு அமைதியாக இருக்கும் அது பெரிய மண்டபம் பெரிய மண்டபத்தில் மூணு சமாதி மட்டும் இருக்கும் நீங்கள் பொறுமையாக போயிட்டு அமைதியாக இல்லை கொஞ்சம் தியானம்லாம் பண்ணோன்னா அந்த கோயிலில் போயிட்டு பண்ணலாம் அது வந்து ஓப்பன் ஆகிற டைம் காலை மத்தியானம் மத்தியானம் காலையிலேருந்து அஞ்சரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இல்லைனா சாயந்தரம் டைம் மட்டும்தாங்க இந்த முருகன் கோயில் வடபழனி முருகன் கோயிலோட நடை திறப்பு வந்து காலை அஞ்சு மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் சாயந்தரம் நாலு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் சரிங்களா முக்கியமாக செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் சாயந்தரம் மூணு மணிக்கே திறந்துருவாங்க மற்ற திருவிழா நாள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தைப்பூசம் கண்டசஷ்டி கவஸ் கண்டசஷ்டி நாட்கள் அண்ட் ஆறு நாட்கள் அறுபடை நாட்கள் தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு கிருத்திகை அப்புறம் கிரகப்பெயர்ச்சிகள் இது எல்லாமே முக்கியமான விழாக்கள்லாம் அங்கே கொண்டாடுவாங்க அப்புறம் உற்சவம் திருக்கல்யாணம் இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக விசேஷமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த கோயிலில் வந்து முடிகாணிக்கை அதிகமே விசேஷம் முடிகாணிக்கை செய்கிறவங்க இல்லை நகைகள் உங்களுக்கு நகைகள் ஏதாவது காணிக்கையாக செலுத்தணும் ஏன்னா வந்து ஒரு தன் நாக்கையே காணிக்கையாக செலுத்தினாங்கிறதான் வரலாறு அதிலேருந்து வரலாறு குறி சொல்லும் மேடம் ஒரு நாள் ஒரு தடவையார் உங்களுக்கு பொருந்துரோ பொருந்தலையோ அது வேறு விஷயம் மற்ற கோயில் இப்போ சிவன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா குறி சொல்கிறவங்க உட்காந்துருக்க மாட்டாங்க மற்ற கோயில் ஆனால் இந்த கோயிலில் எல்லா முருகன் கோயிலும் உட்காந்துருக்க மாட்டாங்க இந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் உட்காந்துருப்பாங்க அதனுடைய சிறப்பம்சமே வாரி கே கேட்டு பாருங்கள் ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா தானே பட் என்னன்னா அவங்க வந்து அது செய்யணும் இது செய்யணும் சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா சொன்னால் தான் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்கிறவங்கள நம்ப வேணால் அது நீங்கள் முயற்சி அது உங்களுடைய விருப்பம் அதுக்கு மேலே சரிங்களா நன்றி ஓம் சிவோம்